ஹாய் வெல்கம் இன்றைக்கி சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பொட்டாட்டோ பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துங்க அதை தண்ணி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு என்ன பண்ணிங்க அது தோலை சீவிடுங்க தோலை சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுங்க நறுக்கி வச்சுட்டு அடுப்பில் பாத்திரம் கடாயை வச்சுருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க ரெண்டு அல்லது மூணு கூட டீஸ் பண்ண கொடுங்க எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காஞ்ச உடனே அந்த நீ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே போடுங்க அதில் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க லேசாக நீங்கள் இவ்வளோ இந்த அளவு இந்த அளவு பொடியாக இருந்தால் போதும் இந்த பொடியை நறுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாத்தூள்னா அதெல்லாம் கொத்தமல்லி தனியாகவும் சேர்ந்தது வச்சுங்க இப்போ தேவையான உப்பு போடுங்க இப்போ போட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விடலாம் நீங்கள் அது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுங்க ஜாஸ்தி வேண்டாம் விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு இந்த கலரை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா இந்த மிளகாத்தூள் நல்லா படுற அளவு உப்பு படுற அளவு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நீங்கள் அதை திறந்து பாருங்கள் இந்த அளவு வந்துருக்கு இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க அப்படியே வதக்கிட்டே இருங்க வதக்கிட்டாக்க ஒரு நல்ல ஒரு ட்ரை ஆனவுடனே உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஃப்ரையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு பண்ணிங்கன்னா போதும் இதை வந்து சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு ரச சாதத்துக்கும் நல்லா மேட்சாக இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஈஸியாக முடியும் ரொம்ப ஜாஸ்தி டைமில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அநேகமாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு இது செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ